வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக கடகராசி நேயர்களுக்கு என் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் என்று நாம் பார்க்க போகிற ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ராசியில் வந்து ஒரு ஒரு கோடி பேர் இரண்டு கோடி பேர் பிறண்டிருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பொது பலன்கள் பொருண்டுமா அப்படி பொருண்டிடுச்சுன்னா எல்லாருமே பிறன்றதுக்கான கர்ம வினைன்னு ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது பொது பலன்கள் தான் மறுபடியும் சொன்னால் ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் மட்டுமே சரியாக புரண்டி வரும் இது எதை மையமாக வச்சு சொல்கிறோம்னா இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த கிரகங்களின் ஆளுமை மனித வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மாறுதல்களை கொடுத்து கொண்டிருக்கு ஒன்று திருமண ரீதியாகவும் சரி இல்லை தொழில் ரீதியாகவும் சரி இல்லை வேலைவாய்ப்பு ரீதியாகவும் சரி ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு புதிய உத்தியோக உயர்வு எல்லாமே இதன் மூலமாக கிடைக்கிது அது பொதுவாக நம்ம சொன்னால் சரியாக வருமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் தான் என்றைக்குமே மிக மிக தெளிவான சரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா எல்லாம் வந்து ஒரு தீய பலன்கள் பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இந்த இந்த ராசிக்கு ஆனால் நீங்கள் சுயஜாதகத்தில் பாரும்போது நல்லா இருக்கும் நல்ல காலமாக இருக்கும் அப்புறம் எந்த தீய பலனுமே இருக்காது அப்புறம் எப்படி நம்புவாங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் இதை வந்து ஒரு ஐம்பது சதவீத பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் சுயஜாரக பலனை இறுதி பலனாக நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்னன்னா உங்கள் ராசினாரனை வருட கிரகங்கள் முக்கியமான இரண்டு கிரகங்கள் குருவும் சனியும் ஒரு சேர சேர்ந்து உங்கள் ராசியே பார்க்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் அறிகள் ஏழாம் இடத்துலேருந்து பார்வை செய்யுது அப்படின்னா நல்லதா கெட்டதா குருவும் சனியும் ஒரு சேர்ந்தா நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படின்னா மின கடகராசிக்காரங்க இவ்வளோ நாளாக யாரெல்லாம் திருமண வாய்ப்புக்காக காத்துறீங்க திருமணமே நடக்கலை இல்லை வரம் தள்ளி தள்ளி போகுது இல்லை நான் யார் ஒரு பெண்கள் யாராவது ஒரு லவ் பண்ணுறேன் யாரை வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லணும் இல்லை திருமணத்தில் போய் முடிச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த காலத்தை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது திருமணம் சார்ந்த உறவு முறை அப்புறம் தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஏதாவது தொடங்கணும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு கொலாபரேஷன் சைன் பண்ணலாம் எம்ஓஇ சைன் பண்ணலாம் இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலம் ஏற்றமான காலமாக காலகட்டமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கான அமைப்பு கூடி வருவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப்பில் போனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு உங்கள் சுயஜாதகம் தான் சொல்லும் அப்புறம் இந்த இரண்டு கிரகங்கள் ஒரு சேர வந்து உங்கள் ராசி நாரனையே பார்த்து கொண்டே இருப்பதனால மற்றவர்களால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு அதாவது ஏதாவது ஒருத்தர் மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் இது செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு புது விஷயங்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த சனியும் குரு ஒரு சேர பார்க்கறனால ஒரு மந்த நிலை தயக்க நிலை ஒரு வேகம் நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எதுவுமே செய்ய மாட்டீங்க ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்க எதுவுமே செய்ய மாட்டீங்க இப்படியே போகும் ஆனால் பல விஷயங்கள் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கான மாற்றம் ஓரளவு உங்களை நோக்கி வரதுக்கான அந்த கடைசி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரினா இந்த டிசம்பர் நவம்பர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக ஆன்மீக பிரயாணம் சொல்கிறது இல்லை வேறு இடத்துல போயிட்டு வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறது முக்கியமாக வந்து ஹோமம் செய்வது அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல இது வந்து ஒரு அதாவது குரு எப்போ எப்பெல்லாம் ராசியோ லக்கணத்தையோ பார்க்குறாரோ அப்போ வந்து ஒரு ஆன்மீக பரிகாரம் இல்லை குருவுக்கு உங்கள் உங்கள் ஆசிரியருக்கு இல்லைனா நீங்கள் யாரை குருவாக மறிக்கிறீங்களோ இல்லை பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது ஒரு பிடிச்சதை வாங்கி தர்றது இல்லை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆசீர் வாங்க வாங்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல கர்மாவாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு ஆட் ஆகும் இதை நீங்கள் அதான் இதை வந்துட்டு இந்த குரு பார்க்கும் நேரத்தில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அது இந்த காலகட்டம் குருவும் சரியும் சேர்ந்து பார்க்குறது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முழுவதும் சரிங்க அடுத்தது வந்துட்டு ஐந்தாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பதினொன்றில் ராகு அப்படின்னா ராகு பதினொன்றில் இருந்தால் ஆசைகள் லட்சியங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நிறைய ஆசைகள் நிறையா பிளான் போடுவீங்க ஒரு பத்து பிளான் போட சொன்னீங்கன்னா நீங்கள் இருபது பிளான் போட்டு வச்சுட்டு இருவருமே செய்யாமல் உட்காந்துருப்பீங்க செய்ய ட்ரை பண்ணுவீங்க எல்லாமே பாதி பாதி பாதியாக நிப்பாட்டுருவீங்க அது எதுலேயுமே முழுமை அடையாது ஆசை நிறையா இருக்கும் சரிங்களா அதை செய்கிற வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கும் அதனால் பிளான் கரெக்டாக கம் கம்மியானாலும் பரவாயில்ல ரெண்டு பிளான் இருந்தாலும் பரவாயில்ல அதை முடிக்கிற மாதிரி சக்ஸஸ் ஆகிற மாதிரி போடுங்க சேவிங்ஸு பண சேமிப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேமிக்க முடியும் பண வரவும் கொஞ்சம் போதுமான அளவு உங்களுக்கு இருக்கும் இவ்வளோ நாளாக இல்லாத இது வந்து இப்போ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓரளவு சந்தோஷம் திருப்பியும் சொல்கிறேன் இந்த வந்துக்கிட்டே இருக்குமே எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்குமா உங்கள் சுயஜாதகம் தான் இறுதியான பலனை சொல்லும் சரிங்களா அடுத்து வேண்டு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறனால நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது ஒரு சில தடங்கல்கள் உருவாகலாம் இல்லை ஒரு தாமரம் ஏற்படலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஏற்படும் ஆனால் அது வந்து உடனே நடந்தது அது கொஞ்சம் கால தாமதமாகும் இல்லை அதில் கொண்டு கொஞ்சம் கருத்து வேறுபாடு முரண்பாடு இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிவதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிவதற்கான வாய்ப்பு உள்ளதாங்கிறது வந்து சுயஜாதகம் முடிவு சொன்னோம் ஆனால் கருத்து வேறுபாடு அவங்களால ஒரு கெட்ட பெயர் அப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது சந்தேகம்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்கள் நன்றி ஓம் சிவம்